அழைக்கிறான் மாதவன் இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மனிதனோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஈவன் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி எல்லா ரீதியாகவும் இந்த ஸ்போர்ட்ஸ் என்பது சப்போர்ட் பண்ணுது இந்த ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் எப்படி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபெயிலியரை இங்கே மடை மாற்றி என்ன பண்ணுறான் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாக்ஸராக வந்துடுறான் ஹாய் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிரிக்கெட் விளாட்றத பற்றி இல்லை இந்த ஒரு கேம்லாம் விளாட்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க பல பேரோட வீட்டில் வந்து என்னென்னா படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ எந்த கேமும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேரோட வீட்டில் வந்து சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அந்த பசங்களை வந்து வேறு எங்கேயும் விளையாடவும் அனுப்ப மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் பார்த்துருப்போம் ஈவன் நானே வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் போயிட்டு கிரௌண்ட்லேயே போயிட்டு கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பித்தேன் ஏன்னா அது வரைக்கும் எங்கள் அம்மா எப்படின்னா படிக்கணும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி இந்த படிக்கணுன்றதுலேயே மட்டும்தான் வளர்த்தாங்களே தவிர போயிட்டு பசங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ரீதியாக இருக்கணும் கலந்துக்கணும் அப்படின்றத எதுவுமே வந்து அவங்க முயற்சி முயற்சி பண்ணலை விடவும் இல்லை ஸோ நான் படித்த ஸ்கூல்லையும் அப்படி தான் நான் படித்த ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது கிரவுண்டே இருக்காது அப்படி இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க படிக்கிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இப்படி இருக்கும்போது என்னன்னா பசங்களுக்கு வந்து ஒரு விரக்தி தன்மை ஏற்படும் ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மனிதனோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஈவன் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி எல்லா ரீதியாகவும் இந்த ஸ்போர்ட்ஸ் என்பது சப்போர்ட் பண்ணுது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் சொன்னால் புரியும் பாருங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட பசங்களை அதாவது விளையாட்டுலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லலை விளையாட்டும் ஒரு சைடு வந்து அனுப்பணும் நீங்கள் ஏன்னா எல்லா வகையான சப்போர்ட்டும் இந்த விளையாட்டு பண்ணோம் ஸோ இந்த சொல்லி வர உங்களுக்கு புரியும் என்னென்ன வகையில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இப்போ நீங்கள் போயிட்டு கிரிக்கெட்டோ இல்லை ஃபுட்பாலோ எந்த ஒரு கேமாக இருந்தாலும் சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வளர்த்து கொடுக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் டீம் பிளேயர்ஸ் கிட்ட மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது வேறு பட் ஆப்போசிட் டீம் கூடயும் நீங்கள் போயிட்டு அந்த பேசுகிறீங்க அவங்கக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க ஒரு விஷயத்த அப்படின்னா இந்த தேர்ட் பர்சன் கிட்ட பேசுறதுக்கு சில பேர் தயங்குவாங்க அப்போ இந்த விஷயத்த வந்து இந்த இடத்துல போகும் தேர்ட் பர்சன் கிட்ட போய் பேசுறதுக்கு பயம் வரும் இப்போ போயிட்டு எங்கேயாவது ஒரு அட்ரஸ் கேட்கணும் அப்படின்னா கூட நான் பல பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அட்ரஸ் கேட்க சொன்னால் கூட போயிட்டு கேட்க மாட்டாங்க இல்லை அவங்ககிட்ட நான் போய் எப்படி பேசுறது அப்போ இந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து உங்களை வளர்த்து கொடுக்கும் உங்கள் டீம் கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் டீம் கிட்டே நீங்கள் பேசக்கூடிய அந்த பக்குவத்தை வளர்த்து கொடுக்கும் அப்போ நீங்கள் எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் கிட்ட இப்போ ஈஸியாக பேசுறதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெயிலியர்ஸ் இந்த ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் எப்படி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி சில கேம்லலாம் நீங்கள் ஈடுபடாதப்போ என்னன்னா இந்த ஃபெயிலியர்ஸே பார்த்துருக்க மாட்டாங்க பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸ்னே இருந்ததே கிடையாது பட் இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபெயில் ஆகிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது வாழ்க்கையில் ஒரு அங்கம் தான் அது வந்து எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கிறது கிடையாது ஒரு நாளைக்கு தோக்குறவன் இன்னொரு நாளைக்கு ஜெயிப்பான் அப்போ அந்த ஃபெயிலியர்ஸ் என்பது வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சகஜமான ஒரு விஷயம் தான் அப்படின்றது புரியணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் மேனேஜ்மெண்ட் டீம் லீட் பண்ணுறது இப்போது ஒரு ஒருத்தருக்கு எந்தெந்த டைமில் எப்படி எப்படி பால் கொடுக்கணும் ஸோ ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு அவன் என்ன தப்பு பண்ணுறான்னு சொல்லி பேசுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த டீம் அப்படின்ற ஒரு விஷயம் அமைப்பாங்க இப்போ சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் இருந்தாலும் அவங்களுக்கு கீழே ஒரு டீம் இருக்கும் இப்போ போலீஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் அந்த போலீஸ் அதிகாரிக்கு கீழே ஒரு டீம் இருக்கும் அப்போ அந்த டீமை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பக்குவம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் இப்போ நீங்கள் பால் ப்ளே பண்ணுறா இருந்தாலும் சரி இல்லை ஃபுட்பால் விளையாடுறதா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் நம்ம இந்த இடத்துல எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபோக்கஸ் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டஃப்பான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு பக்குவம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கடைசியில் ஆப்போசிட் டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த டைம் வந்து ரொம்ப எப்படின்னா இந்த டீம் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற பக்கம் ஈஸியாக அவனுக்கு கிடச்சிரும் நீங்கள் யார் ஸ்போர்ட்ஸ் விளாண்டாலும் சரி அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும் அப்போ என்னென்னா அவங்க வெளியே போயிட்டு அந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு புதுசாக இருக்காது இதெல்லாம் வந்து என்னதான் இது இது கிரிக்கெட்டு பட் லைஃப்பில் அவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு சினாரியோ தான் பட் என்னன்னா அந்த உணர்வு நிலைன்றது ஒன்று தான் அந்த டஃப்பான சுச்சுவேஷன்றது ஒன்று தான் அப்போ அந்த டஃப்பான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு இது மூலமாக ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது அப்போ அந்த இடத்துல அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த டஃப்பான சுச்சுவேஷனை அப்போ அதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ ஒரு கேம் வந்து இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இத்தனை மணிக்கு நம்ம வந்து அங்கே கரெக்டாக இருக்கணும் இப்போ பதினோரு மணிக்கு வந்து ஃபஸ்ட் பால் போடுறாங்க அப்படின்னா அந்த பதினோரு மணிக்கு நம்ம அங்கே இருக்கிறதுக்கு பழக ஆரம்பிப்போம் அதே மாதிரி இப்போ ஃபுட்பால் அப்படின்னா எந்த கேமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு இத்தனை மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் அத்தனை மணிக்கு அங்கே இருப்பீங்க ஸோ டிசிப்ளின் நீங்கள் அது ஆஃபீஸ் போகிற இருந்தாலும் இருந்தாலும் சரி காலேஜ் போகிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே போனாலும் இந்த டிசிப்ளின்ற ஒரு விஷயம் வரும் அதே மாதிரி வந்து அந்த கேமுக்கான டிசிப்ளின் ஒன்று இருக்குது அப்போ அந்த கேமுக்கான டிசிப்ளின் நீங்கள் கொடுப்பீங்க அப்போ இதுவும் வந்து ஒரு வகையான டிசிப்ளினை வளர்த்துக்கிறது தான் அப்போ எங்கே போனாலும் இது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வந்து ஃபங்க்ஷனிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போது பல பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம சொல்லி கேட்டிருப்போம் டாக்டர் சொல்லி கேட்டிருப்போம் ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ நடங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்போ என்னென்னா நம்ம இங்கே விளையாடும் போது அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் ஓடி ஆடி விளையாண்டிங்கன்னா தான் இது வந்து விளையாடுறது வந்து கேம் விளையாடுறது உட்காந்து ஃபோனில் யூஸ் பண்ணுறது இது வந்து நோ யூஸ் நீங்கள் வெளியே போய் இந்த மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த உடம்பு வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் ஸோ ஹார்ட் வந்து நல்ல வலுப்பெறும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இந்த ஸ்டெமினா லெவல் இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்டெமினா லெவல் இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்டெமினா தான் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டெமினா தேவை அப்போ அந்த ஸ்டெமினா லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் எது அது எந்த கேமாக இருந்தாலும் சரி ஈவன் டான்ஸ்லேயே ஸ்டெமினா லெவல் அந்த அளவுக்கு இருக்கும் அப்போ என்னென்னா நீங்கள் கிரிக்கெட் விளாண்டாலும் சரி ஃபுட்பால் விளாண்டாலும் சரி பேஸ்கெட் பால் விளையாண்டாலும் சரி டென்னிஸ் விளையாண்டாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த ஸ்டெமினா லெவல் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அந்த ஸ்டெமினா லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் சொல்லணும் அப்படின்னா இது எல் இதோட ஓவரால் விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி சில கேம் விளையாடும்போது அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப பிடிச்சி பண்ணுவீங்க அப்போ என்னன்னா ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் ஏற்படும் போது ஏதாவது மன ரீதியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பிரச்சனைகள் என்பது நம்ம மறக்க ஆரம்பிப்போம் பல பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பல பேர் ஒரு பெரிய தோல்வி பெரிய தோல்வி அவன் மனசே உடஞ்சி போய் சூசைட் தாட்டுக்குள்ளலாம் போய் சூசைடுக்கே அட்டன் பண்ணி அந்த ரேஞ்சில் போன ஒரு பையன் அவன் பாக்ஸர் ஸோ என்னன்னா அதுக்கப்புறம் பாக்ஸிங்கில் டோட்டலாக கான்சென்ட்ரேட் பண்ணால் பெரிய மெடல்லாம் அடித்தான் அதுக்கப்புறம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அதான் மடை மாற்றும் வது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபெயிலியரை இங்கே மடை மாற்றி என்ன பண்ணுறான் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாக்ஸராக வந்துடுறான் அப்போ என்னன்னா நம்ம ஒரு ஃபெயிலியர்ஸ் ஏற்படுது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏற்படுது அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வருவதற்கு இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் மொபைல் கேம்லலாம் போயிட்டு என்ன ஹெல்ப் பண்ணும் வாய்ப்பே கிடையாது அப்போ நீங்கள் வெளியே போய் இந்த மாதிரி சில விஷயங்களை ஈடுபடுறீங்க அப்படின்னா இது நிச்சயமாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த கேம் அப்படின்றது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்க்காம வாழ்க்கையில் இதுவும் ஒரு அங்கம் தான் இதுவும் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் போய் படிப்பில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட குழந்தைகள் நீங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தீங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க பசங்களை விளையாட விடுங்க பசங்களை விளையாட விட்டா மட்டும்தான் போய் சகஜமாக மற்றவர்கள்ட்ட பேசி பழகிறது அந்த டிசிப்ளின் அந்த டீம் லீட் பண்ணுறது டஃப்பான சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்புறம் சோஷியல் ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்துக்கிறது ஸோ இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் உங்கள் பசங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் எனக்கு பதினோரு மணிக்கு மேட்ச் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்